வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டென் தேர்ட்டி மேலே ஆகுது ten thirty eight so market இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸாக ஏறிட்டுருக்கு தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சது தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மந்த்தாகவே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு நேற்று இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது ஒரு செட்டன் ஹை வந்து ரீச் ஆயிடுச்சு போல் ஸோ அதனால் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் இன்ட்ராடே தான் பண்ணுறோம் ஸோ இன்ட்ராடேல நமக்கு என்ன கால் வருது அதை எப்படி ட்ரேட் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy here thirty six thousand seven எயிட்டின்னு வந்திருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் எல்லாம் ரெட் கலராகவும் இந்த கேண்டில் க்ரீன் கலராக இருக்குது இப்போ நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸாக நடந்த கால்ஸையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி வந்து இதில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் வந்து என்ன மாதிரி கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கால் பை கால் தான் இந்த செல் கால் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ ஒரு டூ தேர்ட்டி ஃபோருக்கு ஜென்ரேட் ஆயிருந்துச்சு தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோரில் அப்போலேருந்து இன்னைக்கு டென் தேர்ட்டி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு பட் கால் ஜென்ரேட் ஆனது ஃப்ரெஷ்ஷாக கால் வந்தது நேற்று டூ தேர்ட்டிக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துருந்துச்சு thirty six eight twenty one அது பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் இது ஆக்சுவலி மார்னிங் ட்ரெண்ட் நேற்று மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் கேப்பப்பாக இருந்தாலும் அது வந்து டவுன் ட்ரெண்டாக தான் வந்து இருந்துச்சு இது ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு இதுவும் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ அதுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் அடுத்து இந்த சார்ட்டில் கால்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கால்ஸ்னால் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் அதாவது வாங்கினா எந்த பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஒரு டார்கெட் ஃபஸ்ட் என்ன செகண்ட் என்ன ஸ்டாப் லாஸ்னால் ஒரு எந்த பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பனான மார்க்கெட் ஃபஸ்ட்டு கால் வந்து பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு ஸோ எக்ஸ்பைரின்றனால நல்ல மொமெண்டம் இருக்குது ஸோ இப்போதைக்கு ஓப்பனிங் சோஃபார் குட் தான் ஸோ அதனால் இந்த பை காலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெனரேட்டான ரெண்டு நிமிஷத்தில் ஆல்மோட் ஆல்ரெடி நமக்கு ஒரு half of the target reach out ஆயிருக்கு ஸோ இப்போ இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் எயிட்டீனில் பை வந்திருக்கு first are at thirty six thousand eight nought nine point eighteen இருக்குது ஸோ எயிட் டென் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்துட்டு இப்போ டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் செவன் எயிட்டீனில் வந்த பை கால் இப்போ பார்த்தீங்கன்னா thirty six thousand eight ten வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இப்படி தான் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆகிறது thirty six thousand call option இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் எயிட்டில் பையன்னு சொல்லி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ நமக்கு ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மூமெண்ட்டில் வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன்றனால நாங்கள் வந்து இந்த மணி நல்ல டீப்பான இந்த மணி ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம் எப்பயுமே டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அதுதான் கொஞ்சம் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கும் ஸோ நம்மளால் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அதுக்காண்டி தான் ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷனில் அப்ளை பண்ணி இந்த சார்ட்டில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஃபியூச்சரில் வர கால்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ